அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனதில் தோன்றக்கூடிய பயம் பயம் பீதி பதட்டம் அதுக்கும் மேல சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்னன்னு தெரியாதே நம்ம குழப்பம் அடைவோம் பதட்டப்படுவோம் சத்தம் போடுவோம் அங்க பிரச்சனைகளே ஒன்றும் இருக்காது நம்ம சத்தம் போட்டுட்டு இருப்போம் அதுக்கான தீர்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுதான் ஆஞ்சநேயரோட மந்திரம் அந்த மந்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நீங்கள் அம்மாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வந்தீங்க ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வீட்டில் உள்ள அப்பா அம்மா வீட்டில் பொண்ணுக்கு பிரச்சனைனா அப்பா அம்மா போய் செய்யலாம் மனைவிகளுக்கு பிரச்சனை இல்லை கணவருக்கு பிரச்சனைனா அவங்க க மனைவியோ இல்லை கணவனோ போய் இந்த விஷயத்த போய் செஞ்சுட்டு வரலாம் இந்த மந்திரத்தை போய் அங்கே ஜெபிச்சுட்டு வரலாம் ஜெபிச்சுட்டு அங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா துளசி தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுங்க அது அம்மாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அது மாதிரி போயிட்டு வாங்க போயிட்டு அங்கே அந்த மந்திரத்தை வந்து ஜெபிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பயம் பதட்டம் கோபம் அதிகமாக கோவப்படுறது என்னன்னே ஒரு விஷயம் தெரியாம நம்ம கோவப்பட்டுட்டு இருப்போம் ஒரு இடத்துக்கு கூட போயிடுவோம் அது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கனால திடீர் திடீர் நம்ம பேசுவோம் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் டாக்டர்கிட்ட போயிட்டு கூட சரி இருக்காது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை பத்தி பார்க்கலாமா ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமந்த் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லிட்டு வரணுங்க ஜெபிச்சுட்டு வாங்க ஒன்னு வீட்லயும் நீங்க தினமும் ஜெபிக்கலாம் அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு துளசி மாலையும் இல்லை வெத்தலை மாலையும் சாமிக்கு சாத்திட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அது வந்து உங்கள் மனைவி வர முடியல மனைவிக்கு தான் பிரச்சனை வர முடியலன்னா கணவர் போய் செய்யலாம் கணவரோட வர முடியல மனைவி போய் செய்யலாம் அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக இதுக்கான ரெமெடி கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவே எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்